Thank you. வணக்கம் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காங்க வட்டி தொழில் செய்கிறார் ஒருவர் இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு புறம் சார்ந்த ஒரு கேள்வி வட்டி தொழில் செய்கிறது ஒன்றும் தவறு இல்லையே கவர்மெண்ட்டே வட்டி தொழில் செய்யுது பேங்க்கில் வந்து கடன் கொடுக்குறாங்க அந்த கடனை வாங்கி தொழிலை நல்லபடியாக பண்ணி அவங்க கடனை அடைக்கிறாங்க இதில் வந்து ஒரு தர்ம நியாயம் இருக்கணும் அதுதான் முக்கியம் அளவான வட்டியாக இருக்கணும் அவங்களால அதை வச்சு சம்பாரித்து வட்டியும் அடைச்சி அவங்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அந்த வட்டி தொழில் வந்து ஒரு உதவிகரமான தொழில் தான் இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் அவங்க வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு வட்டி வாங்கினா இது மோசமான தொழில் அது எப்படி செய்கிறங்கிறத பொறுத்து இருக்குது அதனால் எதையுமே நம்ம புரட்சியில் பொறுத்தவரையிலும் மற்றவருக்கு பலன் தருதா துன்பத்தை தருதாங்கிறத பொறுத்து தான் இது நல்ல செயலாக கெட்ட செயலாக நான் முடிவு பண்ண முடியும் நன்றி வணக்கம்